ஐயா ஐயர ஐயா ஐயா ஐயர ஐயா ஐயா ஐயர ஐயா எப்பா இதை நம்மளால் தூக்க முடியாதடா சாமி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தியா வேலை செய்யணும் குமாரு தூக்கிரு தூக்கிரு தூக்கிரு தூக்கிரு தூக்கிரு ஏன்னா ஆதிவாசினா இதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க சும்மா செதுக்கி உருட்டிருங்கண்ணா தம்பி சொல்கிறத செஞ்சு தான் பார்ப்போமே அட ஆமா